கிரைஸ்தலாட் லார்ட் வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளுக்குரிய கேள்வி சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து எட்டாவது வசனம் இங்கே விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் எதை கடினப்படுத்தாதே எங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்கள் எதை கடினப்படுத்தாமல் இருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க சங்கீதம் தொண்ணூற்றி அஞ்சு எடுத்து முழுமையாக வாசிங்க விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக அமேன்